ஹாய் யா ஷீ சாரா என்னோட என்னோட டாட்டரோட ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இட்டாலியன் டிஷ் நம்ம பண்ண போகிறோம் அவள் தான் குக் பண்ண போகிறா இது பாஸ்டாவில் பண்ணுறது போலனஸ் போலனஸ்னு ஒரு சாஸ் அந்த சாஸ் வந்து அவங்க பண்ண போகிறாங்க uh, இந்த பாஸ்டா தான் நம்ம பண்ண போகிறோம் இது ஃபியூசிலின்னு போட்டுருக்கு இந்த பாஸ்டா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் பட் இது வந்து ரைஸும் கினோவா வச்சு செஞ்ச ஒரு இது அது வந்து ஹெல்த்தி வேறு நமக்கு டயபெட்டிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த பாஸ்டா இப்போ வந்து அவங்க வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஆனியன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் Yeah. Mm. And then you make slivers. Slice it Slice it, but you don't want to touch this part. Oh that part that Yeah, is the edge edge part You keep the edge on, Okay. and then you slice. So you first slice it in the middle, and then you cut little slivers middle வந்து சென்டரில் கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லைஸ் போடுறாங்க like that. அந்த எட்ஜ் அப்படியே விட்டுடுறாங்க ஓகே தென் தென் யூ சாப் யா தென் சாப் பண்ணுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனாக வரும் fine yeah that's one method here இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆனியனாக இருக்குது அதனால் வந்து இப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக தான் வரும் நம்ம கட் பண்ணுற மாதிரி யூஷுவலாக கட் பண்ணுற மாதிரி பண்ணினா The water is oh, Wait, I think we're filming. That's okay. She cut Yeah, she's trying pani puri. This is the most yeah. delicious thing I've eat, ever eaten. நாங்கள் இன்றைக்கி பானிபூரி பண்ணோம் அவளுக்கு அவளுக்கெல்லாம் தெரியாது பானிபூரி <laughs> எப்படி இருக்குன்னு ஸோ இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம் அது வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணோம் இவன் வந்து எங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த டிஷ் பண்ணிகிட்ருக்காங்க We're gonna add it to plate. Okay, okay, okay. அது பிளேட்லாம் அதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்காங்க அது கேரட் இருக்குது செல்லரி இருக்குது நம்ம யூஸ்வலாக அந்த செல்லரி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல நம்ம கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பட் இது வந்து இங்கே எல்லாம் நிறையா கிடைக்குது அதனால் அவங்க அவங்க டிஷ்ஷில் வந்து இது ஒரு பேஸ் அதனால் கேரட் செல்லரி அண்ட் ஆனியன் இது வந்து ரொம்ப பேஸு அதனால் இதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொச்சிடுச்சு இந்த பாஸ்டா வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் What? இப்போ இதை நம்ம குக் பண்ணணும் Young, like right there. Sir no need to add salt or anything inside Um, you can if you like. No how you make I don't usually add salt Okay, or oil, okay that's good that's but I ma- I put a timer on for eight minutes. Eight minutes Yeah. இப்போ இது குக் ஆகிட்டுருக்கு இப்போ பாயில் ஆகி ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னும் அது பாயில் ஆகலை நமக்கு எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும் இன்னும் இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது இன்னொரு டூ மூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ இது வந்து வெந் எப்படி வந்துருச்சுன்னு காட்டுறாங்க அது இப்படி பண்ணோன்னா சாஃப்ட் ஆ சாஃப்டாக இருக்குது ஆனால் ரொம்ப வந்து குக் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது ஓகே இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரம் தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து நிறைய செய்கிறதுனால ரெண்டுத்துலேயும் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு பா பாத்திரத்துலேயும் வந்து ஆயில் ஊற்றிருக்கு இது வந்து ஆலிவ் ஆயில் இங்கே வந்து நிறையா வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் பாதி பாதி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இதில் வந்து chillies just show the chill chillies இதில் வந்து இந்த இந்த சில்லி வந்து தாய் சில்லி அப்புறம் இதில் வந்து கார்லிக் இருக்குது பூண்டில் வந்து கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஷீ இஸ் ஆடிங் இது இதில் வந்து பாதி வந்து இங்கே கொடு இந்த பாத்திரத்துலேயும் பாதி அந்த பாத்திரத்துலேயும் போடுறோம் நம்ம பெரிய பாத்திரமாக இருந்தால் வந்து ஒன்றாவே குக் பண்ணிடலாம் இது வந்து சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக இப்படி தான் பாதி பாதியாக நாங்கள் பிரிச்சிட்டோம் இது பேஸ் இந்த டிஷ்க்கு பேஸ் வந்து கேரட் ஆனியன் செலரி இதுதான் அதுக்கு பேஸ் ஸோ இது அப்படியே வந்து சாட்டை பண்ணுறாங்க இதை உப்பு போடுறாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும் இது வந்து ஒன்றரை பவுண்ட் வந்து மின்ஸ்டு பீஃபு இது வந்து இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேட் இருக்காது லீன் பீஃப் தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே இது நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஜூஸ் எல்லாம் விட்டு நல்லா இருக்குது நல்லா வெந்துருச்சு ஆ ஓகே நம்ம உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் மிளகு போடுறாங்க சீசன் பண்ணுறாங்க பேப்ரிக்கான்னு சொல்லி ஒரு சில்லி பவுடர் மாதிரி இருக்குது அது போடுறாங்க this is for spice This is it's not spicy but it's going to add flavor. Okay. இது வந்து flavor கொடுக்குமா? இது வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு சில்லி மாதிரி இருக்காது பட் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது அப்புறம் வந்து இது பார்ஸ்லி ஃப்ளேக்ஸு நம்ம வந்து எப்படி கொத்தமல்லி போடுவோமோ அது மாதிரி தான் பட் இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு கொஞ்சம் வந்து அதுக்கு போட்டுக்கிறாங்க தென் சால்ட்டும் போடுறாங்க பேப்பர் இன்னும் கொஞ்சம் வந்து கார்லிக் இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்கு கார்லிக் பவுடரும் யூஸ் பண்ணுறாங்க இங்கே நிறைய ஹர்ப்ஸ் கிடைக்குது நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் சில இடத்துல தான் சில ஹர்ப்ஸ் கிடைக்கும் பட் இங்கே வந்து என்னென்ன ஹர்ப்ஸ் கிடைக்குதோ எல்லாமே இருக்குது ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் கியூசின் வந்து ட்ரை பண்ணுறாங்க வீட்லேயே அதனால் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பைசஸ் விற்கிறாங்க இப்போ கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணலாம் not too much because we have yeah one spoon teaspoon one teaspoon Yeah. So uh-huh. soon we're to take another one. Okay. Now what next? அவங்க எங்களுக்கு சமைச்சு கொடுக்கவே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சமைக்கிறாங்க இது என்னோடய டாட்டர் வீடு அவள் வந்து கொஞ்சம் தான் சாமான் வச்சுருக்கா அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனால் ரொம்ப ஃபேமிலியெல்லாம் வந்த பின்னாடி தான் வந்து அவள் பெரிய பெரிய பாத்திரம் வாழ்ந்துவான்னு நினைக்கிறோம் இப்போ வந்து அவங்க வந்து இது it just show yeah this is red wine இது வந்து வைன் இதில் ஊற்றுனா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால இப்போ ரெட் வைன் ஊற்றுறாங்க இது வந்து cooking yeah How much you'll Half cup for the whole yeah thing. Half cup For for two. For two இது Not வந்து too much. We yeah don't want too much. Quarter yeah quarter cup quarter cup Quarter ஊற்றுறாங்க cup. Yeah. So now the wine is going to bring everything together. Okay All the flavors come together with the wine. Ah ah Very important Okay. to have the wine in here. Yeah இது ஒயின் தான் வந்து இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து எல்லாம் வந்து அதை நல்லா கம்பைன் பண்ணி அது வந்து அந்த ஒயின் வந்து நல்லா கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் இது ஒயின் இல்லைன்னா இந்த டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது So we will let the wine, the alcohol evaporate. Okay, okay. இதில் இருக்கிற ஆல்கோஹால் வந்து எவாப்ரேட் ஆகிடும் அது ஆவியாக போயிடும் it makes meat soft or just flavour it makes it mostly adds flavour I would say இது ஒயின் வந்து ஒரு ஃப்ளேவர் தான் அது உங்களுக்கு அதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்பைசஸ் ஃப்ளே இந்த ஒயின் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து ஃபைனலாக வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறாரு yeah this is crushed tomatoes yeah And then maybe if we need to thicken it up, we have tomato paste. What is that? Tomato paste okay tomato பேஸ்ட்டும் வச்சுருக்காங்க க்ரஷ்டு டொமேட்டோஸும் வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாமே வந்து டின் ஃபுட் வந்து கிடைக்குது அதனால் உங்களுக்கு சமையல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டு அதை சா அதை மஷி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சு சமைக்கிறத காட்டிலும் இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து க்ரஷ்டு டொமேட்டோஸ்லாம் ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது okay how much wait We're gonna put the whole thing whole thing for both. for both okay this is uh, 500 grams This is oh 750 ml milliliters. Okay seven fifty ML இருக்குது இதில் வந்து இதில் கொஞ்சம் இதில் பாதி இதில் பாதி கொட்டிடுறாங்க நம்ம ரெண்டாக சமைக்கிறோம் இல்லையா அதனால no no need to add water No, okay I don't think so. We'll see how it is, but I don't think we need to Yeah, because we want it to be thick for Yeah. the sauce. ஃப்ளேவர்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து இது மாதிரி டேஸ்ட் பண்ணதில்லை it's very different different right? Yeah. they never well, hopefully you like it. Yeah. So we're going to let this cook simmer. Yeah. I'm bring this heat uh-huh. down. இப்போ வந்து கொஞ்சம் ஹீட் குறைச்சிடலாம் குறைச்சிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்கட்டும் தக்காளியெல்லாம் வந்து கலந்து வரணும் it's okay it's okay When the sauce is done. Simmer for how many minutes? Not too. Honestly, it'll be ready in 10 minutes, less okay. than 10 minutes. அது வந்து low heatல நல்ல simல வந்து வெச்சிடணும். Maybe I'll add some more chili flakes because I think you like it more spicy. I'm going to add a little more salt. Ah, okay. And a little more chili flakes because okay. I know you guys yeah, will like chili it. Chili flakes is there. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறாங்க நமக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்பைசஸ் சாப்பிட்றதில்ல ரொம்ப ஸ்பைசி ஆனால் காரமாக சாப்பிட மாட்டேன்றாங்க ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ கா கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறாங்க oh yes yeah And then it's done. Is it done? Done. Oh. Now we just put it on the pasta. Yeah. இப்போ இது வந்து ஆயிடுச்சு நல்லா வந்து குக் பண்ணிட்டாங்க இப்போ இதை need the tomato paste yeah we don't need the tomato paste we no we don't need the taste is good good okay இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டொமேட்டோ பேஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதே வந்து உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு this is sodium low sodium sorry yeah there we don't get I saw that day Indian shop it was not there this is salt light they say This is low sodium. Oh, cool. But uh, the taste is the same. The same? Yeah. Very tasty. You like it? Mm. Is it salty enough now? Nice, okay. Everything is perfect. Okay. Okay, this <laughs> is so good. <laughs> it's ready. Is it ready? Yeah. That smells so good. Wow, I saved some, a little wine. Look, it's not just the garlic. This is something different. Yeah. Go, go inside. Go inside. Woody. உள்ள I don't know the garbage is also smelling good sorry because I'm near the சரி உள்ள garbage போ இல்ல இல்ல Can you turn on the exhaust? The smell is going to take Yeah, some yeah, time. yeah. I think it's a mix of onions and the celery. Like I can It's smell. everything. Yeah, I can. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம் பண்ணுறாங்கன்னா பாஸ்டாவும் வந்து தனியாக இது மிக்ஸ் பண்ணல இப்போ இந்த பாஸ்டா கூட சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க so what you are doing I'm putting the pasta on the plate. Yeah And then we're gonna take the sauce and we're gonna put it on top of the pasta. Come come இப்போ அவங்க சர்வ் பண்ணுறாங்க பாருங்க We're taking a யா little. யா யா அந்த பாஸ்டா கூட அதை வந்து போட்டு ஆ ஹா அவசம் யா இப்போ இது இதுதான் வந்து இப்போ டிஷ்ஷு இது பேர் pasta with bolognese sauce and ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு அவங்க அழகாக காட்டினாங்க இது ஒரு இட்டாலியன் டிஷ் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் என் டாட்டரும் வந்துட்டா hi my daughter's tasting She likes all the dishes. Do you like it? எங்க I love the kitchen pasta. Kitchen வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அதனால வந்து I'm sorry, மெஸ்ஸியா the first இருக்கு thing I'm noticing the pasta. the mi- I, I love the pasta. It goes very well with this. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப Modify you go with the pasta too. யா ரெண்டு பேரும் I think it's a வந்து very good compliment to this. சூப்பரா I mean, சாப்பிடுறாங்க regular pasta would be just as good, if not Right. better. But this is, I like this pasta. That's why I use it because it's healthier. Okay, It's is this who's this for? um, Dad? want to give this to someone else. Yeah. Daddy? And, uh, yeah, come on. Daddy will take only little. yeah. This is great. I love the sauce. I, I don't know. I never thought carrots could taste this good in a sauce. Okay. இப்போ இவங்க வந்து எல்லாம் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் நீங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து எங்கள் வீடியோஸை பாருங்கள் இந்த டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் Thanks for watching.